கண்டதும் காதல் நீண்ட நேர கண் தொடர்பு ஈர்ப்பு உணர்வுகளுக்குக் காரணமான பைனிலெதிலமைன் என்ற வேதிப்பொருளை வெளியிடுவதாக கருதப்படுகிறது. இது நீண்ட கால பிணைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் மிக நெருக்கமாக தொடர்புடைய காதல் இரசாயனமான ஆக்சிடாசினை வெளியிடுவதாகவும் கருதப்படுகிறது. கண்டதும் காதல் கண்கள் சிக்கோ. அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். மற்றும் அது உண்மை. ஒரு நபருக்கு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த கண்கள் சிறந்த வழியாகக் கருதப்படுகின்றன. நீங்கள் காதலிக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிய ஒரு பார்வை போதும் என்று பலர் கூறுகிறார்கள். ஒருவரைப் பற்றி ஒருவர் கவனிக்கும் முதல் விஷயங்களில் கண்களும் ஒன்றாகும் எனவே, கண் தொடர்பு காதல் விவகாரங்களின் வரிசைக்கு வழிவகுக்கிறது என்று நாம் கூறும்போது அது முற்றிலும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே, இதன் அடிப்படையில் பல்வேறு வகையான கண் தொடர்புகளையும் அவை உண்மையில் என்ன அர்த்தம் என்பதையும் நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். உங்கள் ஈர்ப்பு என்ன உணர்கிறது என்பதை நீங்கள் கூட பரிசீலிக்கலாம். கண்டதும் காதல் அவர்கள் உங்கள் மீது ஆர்வம் காட்டவில்லை என்று அர்த்தம். இந்த கண் தொடர்பு அறிகுறி அந்த நபர் உங்களை பார்ப்பதை தவிர்க்க நனவாக முயற்சி செய்கிறார் என்று அர்த்தம். அந்த நபர் உங்களிடம் ஆர்வம் காட்டவில்லை என்றும் காதல் உறவைத் தவிர்க்க அவர் தனது சக்திக்குட்பட்ட அனைத்தையும் செய்கிறார் என்றும் இது குறிக்கலாம் கண்டதும் காதல் இதில் மற்றவர் உங்களை நோக்கத்துடன் பார்க்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் திசையில் வேறு ஏதாவது அவர்கள் கண்ணில் பட்டிருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு பதிலாக அதில் கவனம் செலுத்துகிறார்கள் உண்மையில் அவர்கள் மிகவும் மறதியாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் கண்டதும் காதல் இதில் மற்றவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதாவது அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஒரு நேர்மறையான குறிப்பில் அவர்கள் தங்கள் உணர்வுகளை பற்றி மிகவும் வெட்கப்படுகிறார்கள் மற்றும் மோசமானவர்கள் என்று அர்த்தம் எனவே நீங்கள் அவர்களை திரும்பிப் பார்க்க நேர்ந்தால் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். விரைவாக விலகிப் பார்க்கிறார்கள். இது மேலும் அர்த்தம் அவர்கள் உங்கள் மீது ஆர்வம் காட்டியுள்ளனர். கண்டதும் காதல் இந்த வகையான கண் தொடர்புகளில் மற்ற நபர் உங்களை பார்ப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் அவர்கள் விரைவாக விலகிச் செல்கிறார்கள். இது அந்நியர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் நம் கண்கள் எந்த காரணமும் இல்லாமல் நாள் முழுவதும் பலரை பார்க்கக்கூடும். இது ஆள் மனதின் செயல் போன்றது. கண்டதும் காதல் தொடக்கத்தில், அந்த நபர் உங்கள் மீது மிகவும் ஆர்வமாக உள்ளார் என்று அர்த்தம். இந்த வகையான கண் தொடர்புகளில், நீங்கள் அவர்களை திரும்பி பார்த்த பிறகும் மற்றவர் உங்களை பார்த்து சில நொடிகளுக்குப் பிறகு விலகி பார்க்கிறார் விலகி பார்ப்பதில் தாமதம் அவர்கள் உங்களை ஒரு நீண்ட பார்வையை விட்டுவிட்டு கிண்டல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த குறுகிய நடவடிக்கை ஈர்ப்பை உறுதியளிக்கிறது கண்டதும் காதல் ஒரு நபருடன் கண் தொடர்பை பேணுவதை உறுதி செய்யும் நம்பிக்கையுள்ள மக்கள் அனைவருக்கும் இது போதுமானது அவர்களை இருமுறை பார்க்க போதுமானது மற்றவர் ஒரு நொடி விலகி பார்த்துவிட்டு நீங்கள் அவர்களை பார்க்கும்போது மீண்டும் உங்களை திரும்பி பார்த்தால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கண்டதும் காதல் இதில் மக்கள் தாங்கள் விரும்பும் நபர்களுடன் உண்மையான கண் தொடர்பை பேணுகிறார்கள் ஒரு முத்து புன்னகையையும் சேர்த்து நீங்கள் ஒரு படி எடுக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகவும் ஒருவேளை அந்த நபருடன் பேசலாம் சில சமயங்களில் உக்கிரமாக உற்று பார்ப்பது பேசுவதைக் காட்டிலும் விஷயங்களை முன்னோக்கி எடுத்துச் செல்லுமாறு மற்றவர் உங்கள் இருவருக்கும் சுட்டிக்காட்டுகிறார் என்று கூட அர்த்தம். கண்டதும் காதல் திருமணங்கள் வேலை அர்ப்பணிப்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையின் தீவிர ஆதரவின்றி வாழ்க்கையில் கடந்த கால வேறுபாடுகள், அதிர்ச்சிகள் மற்றும் கடினமான திட்டுகளை நகர்த்துவது எளிதல்ல. ஆனால் சில சமயங்களில் கூட திருமண பங்காளிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் ஒன்றாக வாழ்க்கையின் கடினமான சிக்கல்களை தாங்க வேண்டும். எனவே, வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கை மற்றும் அன்பின் உதவியுடன் தங்கள் திருமணம் எவ்வாறு பல சிரமங்களைத் தாண்டியது என்பதை பகிர்ந்து கொள்ளும் ஐந்து ஜோடிகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். கண்டதும் காதல் நீண்ட கால உறவுகளில் கண் தொடர்பு என்பது நெருக்கத்தை வெளிப்படுத்தவும் அதிகரிக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்றாகும். மேலும் இது உங்கள் நெருக்கம் மற்றும் இணைப்பு நிலைக்கு நேரடியாக தொடர்புடையது. உண்மையில் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தொடர்ந்து கண்களை பூட்டுவது கவர்ச்சி உற்சாகம் மற்றும் உறவு திருப்தி. நம்பிக்கை மற்றும் பிணைப்பு ஆகியவற்றின் அளவை அதிகரிப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இது நமது மன அழுத்தத்தை கரைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கார்டிசோலை குறைத்து அமைதியான உணர்வை ஊக்குவிக்கிறது. காதலுக்கான சரியான செய்முறை எனவே நீங்கள் வெப்பத்தை அதிகரிக்க விரும்பினால் தண்ணீரை சோதிக்கவும் அல்லது உங்கள் உறவை சூப்பர் சார்ஜ் செய்யவும் நீங்கள் செய்யும் கண் தொடர்பு அளவை அதிகரிக்கவும் கண்டதும் காதல் நீங்கள் ஊர் சுற்றும் போதும் கண் தொடர்பு அதிகரிக்கும் போதும் உங்கள் நோக்கங்கள் தெளிவாக இருக்கும் வகையில் புன்னகைக்க மறக்காதீர்கள் சண்டை அல்லது விமானத்தின் போது பயனிலைதிலமைன் வெளியிடப்படுகிறது அதனால் தான் தீவிரமான கண் தொடர்பு முறைத்து பார்ப்பது அல்லது புன்னகையின்றி கண் தொடர்பு கொள்வது மக்களை அசௌகரியமாகவும் சங்கடமாகவும் உணர வைக்கவும் எனவே புன்னகைக்க நினைவில் கொள்ளுங்கள் புன்னகை என்பது நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று கூறும் ஒரு பணிவான செய்கையாகும். மேலும் உடனடி மற்றும் தொற்றுநோய்க்கான நல்ல ஊக்கத்தை அளிக்கிறது என்டோர்பின்களின் அளவையும் உங்கள் இரத்த ஓட்டத்தில் டோபமைன் மற்றும் செரோடோனின் வெளியிடுகிறது. கண்ணில் படுவதும் புன்னகைப்பதுமான எளிய செயலும் நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது. நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் உடலியல் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளதால், இது நமது முகபாவனைகள், உடல் மொழி, தோரணை மற்றும் சுவாசம் ஆகியவற்றையும் பாதிக்கிறது. பாதிக்கும் முப்பத்து நான்கு. நாம் உணரப்படும் மற்றும் தொடர்பு கொள்ளும் விதம் நம்மை மேலும் அணுகக்கூடிய, நட்பான, திறமையான, நம்பிக்கையான, வற்புறுத்தக்கூடிய மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தந்திரத்தின் செல்லுபடியாகும் தன்மையைப் பற்றி ஆராய்ச்சி மற்றும் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் முழுக்க எடுப்பதற்கு முன் அதை எப்படி செய்வது என்று நீங்கள் யோசித்தால் இங்கே ஒரு படிப்படியான விளக்கம் நீங்கள் ஆர்வமுள்ள ஒருவருடன் உரையாடும்போது ஒரு வினாடி அவரது இடது கண்ணை பாருங்கள். பிறகு, உங்கள் பார்வையை அவர்களின் உதடுகளுக்கு மாற்றவும். ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு வினாடிகளுக்கு பிறகு, உங்கள் பார்வையை மேலே கொண்டு வந்து அவர்களின் வலது கண்ணை பார்க்கவும்.